அப்படியே தக்காளி வெங்காயம் அப்புறம் துருவன கேரட்டு பச்சை மிளகாலாம் போட்டு கடைசியில் ஒரு அரை எலுமிச்சம்பளம் புளிஞ்சு அப்புறம் உப்பு போட்டு சேர்த்து வச்சுட்டேன் அதுதான் இன்னைக்கு நீ சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டேன் ம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்புறம் எதுக்கு அந்த பச்சை பயிரை ஊற வச்சீங்க அப்புறம் எதுக்கு அது ஈர துணியில கட்டினீங்க சுதா எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு வேணும்னா உன் சயின்ஸ் டீச்சரை போய் கேளு இப்ப கொஞ்சம் சாப்பிடுறியா அமைதியா இப்ப என்ன நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே நான் சாப்பிடுறேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போன உடனே எங்க ராதா டீச்சரை பார்த்து என்னோட டவுட்டை நான் கிளியர் பண்ணணும் ma'am good morning ma'am good morning Sudha என்ன காலையில் ஏ ரூம் சைட் வந்திருக்க இது உனக்கு பிரேக் டைமில் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலே நீ விளையாண்டுட்டு இருக்கணும் மேம் நேற்று எங்கள் அம்மா முளைக்கட்டின பயிரில் ஒரு சாலட் பண்ணியிருந்தாங்க கடையில் இருந்து வாங்கி ராத்திரியே அதை ஊறவும் போட்டுட்டாங்க அடுத்த நாள் காலையில் அதை வடிகட்டி அந்த பச்சை பயிரை ஒரு ஈர துணிலையும் போட்டு வச்சுட்டாங்க பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அதில் நூல் நூலாக வந்துருந்துச்சு அது என்னது அந்த வெள்ளை நூல் அந்த பச்சை பயிருக்கு என்ன ஆயிருக்கும் என் மண்டைக்குள்ளே அதுவே ஓடிட்டுருக்கு <laughs> சுதா இதுதான் பிரச்சனையா எஸ் மேம் உங்கள் அம்மா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பச்சை பயிறு வேறு எதுவும் இல்லை அது விதை உங்கள் அம்மா அதை நைட்டில் ஊற வச்சதும் அது தண்ணியை உறிஞ்சி வெளிப்பகுதி சாஃப்ட் ஆயிடுச்சு என்றைக்குமே ஒரு விதை வளரக்கூடிய செடியை அதுக்குள்ளேயே வச்சுருக்கோம் உங்கள் அம்மா அந்த பச்சை பயிரை ஊற வச்சு அதை வடிகட்டி ஈரத்துணியில் கட்டினதும் அது செடி வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு வெளிப்பகுதி சாஃப்டானோடனே அந்த உள்ளே இருக்கிற செடி வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஐ சூப்பர் மேம் அந்த வெள்ளைய நூல் மாதிரி ஒன்று பார்த்தீல அது வேற எதுவும் இல்லை வேரோட ஆரம்ப காலகட்டம் நீ வேணும்னா ஒன்று பண்ணி பாரு அந்த பச்சை பயிரை எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாரு கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டிலேயே பச்சை பயிர் செடி முளைச்சிரும் ஹை நான் இன்னைக்கே வீட்டில் போய் பண்ணி பார்க்குறேன் மேம் இது ஜாமினேஷன் அதாவது முளைக்குறுத்து விட்டுறதுன்னு சொல்லுவாங்க இந்த பூமியில் உள்ள முக்கால்வாசி உயிரினங்களோட உணவுக்கும் ஆதாரமாக இந்த முளைக்குறுத்து விடுற நிகழ்வு தான் இருக்குது இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் சயின்ஸ் கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம் சரியா okay ma'am thank you ma'am spoken tutorial IIT Bombay வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு சமுதாய வானொலியில் பாசி பயிறு முளைக்கட்டும்னு நமக்கு தெரியும் வேற எதுவெல்லாம் முளைக்கட்டும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பதில பதிவிடுங்க மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்